இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பள்ளிக்கூடம் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல மாணவனையும் ஒரு மாணவனுக்கு சிறந்த சமுதாயத்தையும் அறிமுகப்படுத்துகிற அறிவு பற்றிய பள்ளிக்கூடம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு தன்னோட பள்ளி நாட்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பள்ளி நாட்களில் தான் அவன் அடுத்த என்னவா ஆக போகிறான் அவனோட வாழ்க்கை என்னவா மாறப்போகுது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிக்க போதா நிராகரிக்க போதா இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பள்ளி நாட்கள் தான் தீர்மானிக்கப்படுது ஏன்னா இந்த விடலை பருவம் அப்படின்றது நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான எண்ணங்களை நமக்குள்ளே திணிக்கிற பருவம் இந்த பருவத்தில் நம்ம சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்துட முடியும் தொட்டுற முடியும் அப்படின்றதும் இதே சரியான சூழ்நிலை இல்லை அந்த வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா அடுத்து எங்கே தள்ளப்படுவோம் அப்படின்றதும் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவங்க நல்ல ஆசிரியர்களாகவும் நல்ல வழிகாட்டுதலாகவும் அமைஞ்சிட்டா அந்த மாணவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் சரியான வாட்டு வழிகாட்டுதல் சரியான ஆசிரியர் இல்லை அப்படின்னா அவனோட வாழ்க்கை எப்படி தள்ளப்படும் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த பதிவு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு கசப்பான மருந்தை கொடுத்த உடனே அடுத்து ஒரு இனிப்பான பொருளை கொடுப்பாங்க ஏன்னா அந்த கசப்பான மருந்தோட இம்பேக்ட் தொன்றைக்குள்ளேயே இருந்து நம்மளை தொந்தரவு செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த இனிப்பான மருந்தை கொடுப்பாங்க ஆனால் இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஒரு இனிப்பான மருந்தை கொடுக்க போகிறேன் அதுக்கு அடுத்து தான் அந்த கசப்பான மருந்தை கொடுக்க போகிறேன் ஏன்னா அந்த இம்பேக்ட் உங்களுக்குள்ளேயே இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நீங்களும் ரொம்ப முக்கியம் இப்போது முதல்ல உங்களுக்கு அந்த இனிப்பான மருந்தை நான் தரப்போகிறேன் ஈரோட்டில் ஏழு வயசு ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான் போயிட்டு இருக்க நேரத்தில் அவன் காலில் இடறி ஒரு விஷயம் படுது அது என்னென்னா கட்டு கட்டாக பணங்கள் இருக்கிற ஒரு பை அதை எடுத்து பார்த்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஷாக் எப்படி இந்த பணம் கீழே கிடந்தது உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது தம்பி யாரோட காசுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான் உடம்புல விட்டும் இந்த விஷயம் அவன் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு இருந்ததுனால உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வகுப்பாசிரியர்கிட்ட போகிறான் வகுப்பாசிரியர்கிட்ட போன உடனே அந்த வகுப்பாசிரியரும் இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு அந்த மாதிரி வளர்த்ததுக்கப்புறம் அந்த வகுப்பாசிரியர் உடனடியாக இந்த விஷயத்தை மாவட்ட டிஎஸ்பிகிட்ட கொண்டு போகிறாரு டிஎஸ்பிகிட்ட கொண்டு போய் சார் இந்த மாதிரி வந்து நிறைய பணம் இந்த பை கீழே கிடந்தது இந்த பையை இந்த மாணவன் தான் எடுத்தான் எடுத்து வந்து என்னோட பள்ளிக்கூடத்தில் கொடுத்தான் உடனடியாக இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுக்காக நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த பையனை அந்த மாவட்ட டிஎஸ்பி கௌரவப்படுத்துறாரு கௌரவப்படுத்துறதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த விஷயம் வெளியே தெரிய வருது தெரிய வந்தவுடனே அந்த பையனுக்கு பாராட்டுகள் குவியுது பாராட்டுகள் குவிஞ்ச நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு ஒரு உதவி செய்ய முன்வராங்க நீ ப்ரைவேட் ஸ்கூல்லேயே சேர்ந்துக்கோ நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் நிறைய படிக்க வைக்கிறேன் அப்படி இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த பையனோட உண்மையான நல்ல எண்ணத்தை அங்கேருந்து மோட்டிவேட் அதாவது அங்கேருந்து டிஸ்பிளே பண்ண அந்த வகுப்பாசிரியர் அந்த வகுப்பாசிரியர் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பெருமை உடனடியாக அவங்களுக்கு கிடைச்சிருக்காது வெறும் ஏழு வயது சிறுவனுக்கு இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு இரண்டாம் வகுப்பு புத்தகத்தில் அந்த பையனை பற்றின ஒரு பக்கமே இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ ஒரு ஆசிரியர் நல்லா இருந்தால் அந்த குழந்தை இரண்டு ஏழு வயதில் கூட சாதிக்க முடியும் அந்த ஆசிரியரோட வழிகாட்டுதலோட அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த சின்ன பையனோட கதை இது உண்மையிலே நடந்தது போன வருஷம் ஜூலை மாதம் அந்த பையனோட பேர் முகமது யாசின் அவங்களோட பெற்றோர் எல்லாருமே இப்போ இதில் ஈரோட தான் இருக்காங்க இந்த பாடத்திட்டத்தில் அவங்க வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சந்தோஷம் தன்னோட பிள்ளை வெறும் ஏழு வயதுலேயே இன்றைக்கி பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வர அளவுக்கு பெருமையான விஷயங்களை செஞ்சுட்டான் அப்படின்றது இப்போது அடுத்ததான் அந்த கசப்பான மருந்தை நம்ம கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஏன்னா கசப்பான மருந்து நான் சொன்னல இந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்றது இந்த கசப்பா கசப்பான மருந்து உங்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் ஒரு மாணவன் ஆறாவது படிக்கிறவர் அவனோட குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது சூழ்நிலை அவனோட குடும்ப சூழ்நிலை அவன் படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஆறாவது ஏழாவது ஏழாவது படிக்கிற வரைக்கிலுமே அவன் தான் முதல் மார்க் அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் அவன் தான் எடுக்கிறான் அதே கிளாஸில் இன்னொரு பணக்கார பையனும் இருக்கும் அவன் வந்து செகண்ட் ரேங்க் நிச்சயமாக அவனும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய திறமையான ஆள் தான் இருந்தாலும் அவனை முந்தி குடும்ப சூழ்நிலையெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த மாணவன் முதல் மதிப்பெண்லேயே இருக்கான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எட்டாவது படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்படுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விலை விடலை பருவத்திற்கான பிரச்சனை அந்த சிறுவனுக்கும் வருது அவன் நிறைய பசங்க கூட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான் படிப்பில் கவனம் செலுத்த முடியல இதனால் அவனோட பெற்றோர்கள் ஏற்கனவே வந்துட்டு படிப்பறிவு ரொம்ப கம்மி அப்படின்றதுனாலையும் அவனோட குடும்ப சூழ்நிலை அதை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவன் குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லும்போது அவங்க அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பசங்களை படிக்க வைக்கிறாங்கன்றப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாதனால அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இப்போ இவன் படிக்காமல் விட்டான் அப்படின்னா அவனோட எதிர்காலம் என்னவாகும் அப்படின்றது ஆனால் அந்த ஆசிரியர்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆசிரியர்கள் அரசியல் செயல்களில் மட்டுமே ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது தனியார் வந்து சார்பு நிறுவனம் அரசு சார் நிறுவனம் பள்ளி அப்படின்றதுனால அங்கே வந்துட்டு ஒரு அரசியல் மட்டுமே நடந்திருக்கு ஏன்னா முன்னாடி சொன்னால் அந்த பணக்கார பையன் படிக்கணும் அவனோட ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஏழை மாணவனை பின்னுக்கு தள்ளி அவனை குத்தி குத்தி அவனை வீணாக்கணும் அவனை பாழாக்கணுன்றது ஒரு ஆசிரியரோட மிகப்பெரிய எண்ணமாக இருக்குது அவங்களோட பேரை சொல்லலாம் அவங்க சொல்ல இப்போது அது கதையாகவே இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க நிச்சயமாக இந்த வீடியோ அவங்க பார்க்கும்போதும் இதை யாருக்காக அந்த மாணவன் சொன்னா அப்படின்றது அவங்களுக்கு புரியும் இப்போது அந்த மாணவனை ஆறாவது படிக்கும்போது இருந்தே அந்த மாணவனுக்கு கவிதை எழுதுறதில் கட்டுரை எழுதுறதில் பேச்சு போட்டிகளில் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளையாட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வம் பள்ளிக்கூடமே அந்த பையனை வந்து பெருமையாக பேசின ஒரு காலம் அந்த யாராவது ஏழாவது எட்டாவது காலம் எட்டாவதுல அந்த விடலை பருவத்தில் அவன் குறும்புத்தனமாக அவன் செஞ்ச ஒரு விஷயம் அதாவது அசால்ட்டாக இருந்தது படிக்காமல் இருந்தது அவனை பின்னுக்கு தள்ளணும்னு நினச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாதகமாக அமையுது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஒரு செயற்கையாக உருவாக்குறாங்க அந்த டீச்சர் அதாவது நான் சொன்ன ஸ்கூலில் டீச்சரோட வழிகாட்டுதல் நல்லா இருந்தால் இரண்டு ஏழு வயசுலேயே ரெண்டாவது பாடப்புத்தகத்தில் இடம் பிடிக்க முடியும் அதுவே சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா அந்த பையன் உருப்படாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த பையன் இருந்தாலும் தன்னோட தவறை உணர்றான் ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற நேரங்களே ஒன்பதாவது படிக்கிற நேரங்களே தன்னோட தவறை உணர்ந்துடுறான் உணர்ந்ததுக்கப்புறம் இது ஆசிரியர்கள் திட்டமிட்ட சரியாக இருந்தாலும் நம்ம பக்கமும் வந்து ஒரு தவறு இருக்குது நம்ம ஒழுங்காக படித்தோம் அப்படின்னா இவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் சில சிக்கல்களை பார்க்குறான் இது ஏன்னா இந்த குறும்பு பருவமும் அவனுக்கு கொடுத்த தாழ்வு மனப்பான்மை அவன் கூட தொடருது அந்த தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து அவன் திரும்ப லெவன்த் டுவெல்த் படிக்கிறப்போ அந்த தாழ்வு மனப்பான்மையினால் ரொம்ப கஷ்டப்படுறான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிக்கிறான் ஓரளவுக்கு மார்க் எடுத்து பாஸ் ஆகிறான் திரும்ப காலேஜஸ்லையும் கஷ்டப்பட்டு படித்து காலேஜஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்து உட்காந்துடுறான் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாணவன் மாதிரி எத்தனை மாணவன் வந்துட்டு துடிப்போட அடுத்த நிலைக்கு வரணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த மாதிரி தேக்கம் அப்படின்றது இந்த மாதிரி ஆசிரியர்களால் தான் உருவாக்கப்படுது அதாவது கண்ணு கெட்டின திசை திருமண பக்கம்லாம் தெய்வம் இருக்குன்னு சொல்லப்படுற இடத்த தான் வார்த்தைகளே விஷத்தை வச்சுருக்கிற பிசாசுகளும் இருக்குது நான் சொன்ன அந்த ஆசிரியர் மாதிரி அந்த ஆசிரியர் தொலைச்ச மாணவர்களோட வாழ்க்கை நிறைய அதிகம் அதில் தப்பி வந்த அதாவது சொல்லுவாங்கல்ல தூக்கி போடுற இடத்துலேருந்து தப்பி வர ஏதாவது ஒரு உயிர் தான் வந்துட்டு வெளியே வருன்ற மாதிரி நான் சாரி அந்த மாணவன் வெளியே வந்துட்டான் ஓரளவுக்கு நல்ல நம்பிக்கை எடுத்துக்கேன் ஆனால் அங்கேயே தொலைஞ்சு போன அங்கேயே இன்னமும் சிகரெட்டோட ஒரு கைலியோட தண்ணி அடிச்சுட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எத்தனையோ பேர் இந்த சரியான வழிகாட்டுதல் இல்லாத அந்த ஆசிரியர்னால் அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆகிற அளவுக்கு அங்கே ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அவங்க அதுவும் செஞ்சாங்க ஸோ இன்னைக்கு அந்த மாணவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டாலும் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய மாணவர்கள் அடுத்த நிலைக்கு வராததுக்கு இந்த மாதிரியான ஆசிரியர்கள் காரணமாக இருக்காங்க இந்த விஷயம் இந்த கசப்பான மருந்து நிச்சயமாக உங்களுக்குள்ள அப்படியே ஞாபகமாக இருக்கணும் இனி நீங்கள் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி செய்கிறாங்கன்றத கேள்விப்பட்டால் உடனடியாக அந்த ஆசிரியர்களை கேள்வி கேட்கணும் ஏன்னா பல மாணவர்களோட வாழ்க்கை இதனால் தொலைக்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம தேசத்துக்கு இளைஞர்கள் தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் இந்த மாதிரியான ஆசிரியர்களை கேள்வி கேட்க நம்ம எல்லோரும் முன் வரணும் இதுதான் என்னோட ரொம்ப நாள் இது சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மூன்று நாட்களாக இதை எப்படி பேசுறது எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன் அதனால் இன்றைக்கி ஒரு விஷயம் தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டேன் இது மாதிரி நல்ல விஷயங்களோட இது மாதிரி வந்து சிந்திக்க தூண்டுற விஷயங்களோட உங்களை திரும்ப நான் பண்ணுறேன் நன்றி